வணக்கம் போஸ்ட் வேரியபிள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இங்கே get வேரியபிள் டியூட்டோரியலில் get.php பேஜில் பயன்படுத்திய அதே கோடை பயன்படுத்துகிறேன் இதை பார்க்கவில்லையானால் கண்டுவிட்டு வாருங்கள் அப்போதுதான் இந்த கோட்ஸ் புரியும் இந்த கோட்களை பற்றி தெரியும் ஆனால் கெட் டியூட்டோரியல் ஐ பார்க்கவில்லை என்றால் பரவாயில்லை சேர்ந்து கொள்ளுங்கள் முன்போல get உடன் பேஜ் ஐ வைத்திருக்கிறேன் புதிய ஃபைலின் பெயர் post.php உண்மையில் நான் செய்ய நினைப்பது இதை போஸ்ட் என மாற்றி போஸ்ட் வேரியபிள் ஆக போஸ்ட் செய்ய எளிமையாக லாஜிக்கல் ஆக நான் இதை பார்த்து போஸ்ட் ஆக மாற்றுகிறேன் இங்கே நாம் கெட் என்பதை போஸ்ட் என்றால் இது வேலை செய்யும் என் போஸ்ட் பேஜ் ஐ காட்டுகிறேன் இங்கே ஒன்றும் இல்லை இங்கே குயஸ்ஷன் மார்க் இல்லை அலெக்ஸ் என இங்கே டைப் செய்து கிளிக் செய்கிறேன் ஒன்றும் வரவில்லை அதனால்தான் இன்னொரு பைல் உடன் வேலை செய்தால் ஆக்ஷன் ஐ மாற்ற வேண்டும் என்பது ரிஃப்ரெஷ் செய்யலாம் அலெக்ஸ் ஐ காணலாம் இங்கே கிளிக் செய்ய இதோ ஹெல்லோ அலெக்ஸ் அடுத்து நாம் இருப்பது post.php font. இங்கே question mark இல்லை. ஏதோ ஒன்று எடுத்து சொல்லப்பட்டது. அது ஒரு post variableல் சேமிக்கப்பட்டது. ஆனால் அது இரண்டு யூசர்களை காட்டவில்லை. நாம் இதை பாஸ்வேர்ட் என்று சொன்னால் பிரமாதமாக இருக்கும். இதை பாஸ்வேர்ட் என அழைப்போம் இங்கே thanks for your password என்று சொல்லி பின் செல்வோம் இப்போது இது நீங்கள் பார்ப்பது போல ஒரு password field. நான் 3 என டைப் செய்கிறேன் இது என் password. இங்கே கிளிக் செய்கிறேன் அது சொல்வது தேங்க்ஸ் ஃபார் your password. அது ஸ்டோர் விட்டது. ஆகவே நான் அதை மீண்டும் பயன்படுத்தலாம் நான் நினைத்தால் அதை மாற்றுகிறேன் அது இன்னும் பொருளுடையது ரெஃப்ரெஷ் செய்து டேட்டாவை ரீசெண்ட் செய்யலாம் மூன்று இங்கே கிளிக் காட்டப்படவில்லை இவற்றை நன்கு சோதிக்க வேண்டும் பிழைகள் செய்வது மிக சுலபம் டைப் மூன்று இங்கே click thanks for your password என்கிறது மேலும் என் பாஸ்வேர்டை தருகிறது அது எடுத்து செல்லப்பட்டு ஒரு போஸ்ட் வேரியபிள் இல் ஸ்டோர் செய்யப்பட்டதை இது நிரூபிக்கிறது ஆனால் அது யூசர் ஐ காட்டவில்லை அது புத்திசாலித்தனமாக இருந்திருக்கும் ஏனெனில் இங்கே இவற்றை ப்ளாக் களாக வெறுமே வைத்திருப்பதில் அர்த்தமில்லை எப்படியும் படிக்க முடியாது இங்கேயும் அதற்கு பொருள் இல்லை ஏனெனில் மக்கள் பாஸ்வேர்ட் ஐ படிக்கலாம் மக்கள் உங்கள் இன்டர்நெட் ஹிஸ்டரியை பார்ப்பது மிகவும் சுலபம் இங்கே பாஸ்வேர்டை டைப் செய்தீர்கள் அதனால் உங்கள் கணக்கை யாரும் அணுக முடியும் ஆகவே நீங்கள் இந்த போஸ்டை பார்க்கலாம் இவை functionகளுக்கு பயன்படும் மேலும் இவற்றின் மூலம் அனுப்பக்கூடிய அளவு உதாரணமாக பாஸ்வேர்ட் மிக நீளமாக 100 கேரக்டர்களாக இருந்தாலும் ஏற்கப்படும் ஆனால் கெட் வேரியபிளில் ல் 100 கேரக்டர் லிமிட் உள்ளது ஆகவே போஸ்ட் இப்படியாக பயனுள்ளது ஆனால் நீங்கள் எதையாவது எவாலுவேட் செய்வதானால் உதாரணமாக சார்ட் செய்வதானால் கெட் வேரியபிள் அதிக பயனாகும் டேட்டா செல்கிறதா என்று பார்க்கலாம் ஆம் அடிப்படையில் போஸ்ட் வேரியபிள் இதுவே பார்ம் சப்மிஷன்ஸ் projectகள் பலவற்றில் நீங்கள் இதை பயன்படுத்துவீர்கள் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி